தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களை பற்றி சொல்வது என்று சொன்னால் பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிற காலத்தில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு கதை எழுதி அனுப்பிச்சாராம் கதையை போடலை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க ஸ்கூல் அட்ரஸுக்கே அந்த கதையை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்க வாத்தியார்கிட்ட அந்த கதை கிடச்சிருச்சு அவர் இவரை கூப்பிட்டு காதை திருகிக்கிட்டே கேட்டாராம் கதை எழுதுறியா கதையா எழுதுற ஒழுங்காக படிக்காத கதையெல்லாம் எழுத அப்படின்னு காதை பிடிச்சி திருகு திருகுன்னு திருகிட்டு அதுக்கப்புறம் எப்போ கிளாஸ்லேயும் அவரை தான் கேள்வி கேட்பாராம் பதில் சொல்லலைன்னு உடனே கிட்டக்கப்பா காதை திருகிட்டு கதையை எழுதுற அது சில ஆசிரியர்களுக்கு அந்த குணம் பையன் முன்னுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானமான அபிப்பிராயம் இதெல்லாம் முடிஞ்சு அவர் அகில இந்திய வானொலி நிலையத்தில் இருந்து பெரிய சாதனை படைக்கிறார் இன்று ஒரு தகவல் அப்படின்னு பதினாலு வருஷம் தொடர்ச்சியாக தினந்தோறும் பேசுகிறார் அப்போ ஒரு கடிதம் வருது நிலையத்துக்கு ஐயா தங்கள் நிலையத்தில் ஒரு பெரியவர் நாள்தோறும் இன்று ஒரு தகவல் சொல்வதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த பெரியவரை சந்திக்க ஆசைப்படுகிறேன் நான் அந்த நிகழ்ச்சிக்காக எப்போதும் என் காதுகளை தீட்டி வைத்துக்கொண்டு வானொலிக்கு பக்கத்திலேயே காத்திருக்கிறேன் அந்த லெட்டர் அவங்க ஸ்டேஷன் டைரக்டர் இவருக்கு அனுப்பிச்சா அவர் வேற யாரும் அல்ல அவங்க வாத்தியார் காது திருவினார் பாருங்க அந்த வாத்தியார் அதை அவர் சொன்னார் அப்பெல்லாம் என் காது அவர் வசம் இருந்தது இப்போ அவர் காது என் வசத்தில் இருக்கு அப்படின்னு ஒரு பையனுக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க பையன் மாட்டேன்ட்டான் வேண்டாம் கல்யாணமே வேண்டாம் எனக்கு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு உடனே அப்பா என்ன நினைச்சாரு என்ன என்ன கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிறான் நம்ம எந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டாங்கிறான் மனசில் யாரையோ வச்சுக்கிட்டு சொல்கிறான்னு நினைக்கிறேன் அவன் மனசில் யாரை வச்சுருக்கிறான்னு கேளுனர் அம்மா சொன்னால் அவன் மனசில் வேறு யாரையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லலை நம்மளை மனசில் வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறான் ஏன் விடுஞ்செழிஞ்சா நீங்களும் நானும் போடுற சண்டையை பார்த்துக்கிட்டு இந்த கன்றாவி நமக்கும் தேவையா அப்படிங்கிற கருத்தில் தான் அவன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்கிறான்னு இது வந்து ஒரு கற்பனை அல்ல ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் குழந்தைகள் யாரை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்பா அம்மாவை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் முன்மாதிரி இவங்க மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் மேலே வரணும்னு சொன்னால் பெற்றவங்களுக்கு அதில் எவ்வளோ பெரிய பங்களிப்பு இருக்கு பையன் சரியாக படிக்கலை அப்பாவுக்கும் கோவம் வந்துருச்சு பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டார் அறிவு இருக்காடா உனக்கு அறிவு இருக்கா உன் வயசு என்ன எட்டு எதிர் வீட்டில் இருக்கான் அவன் வயசு என்ன எட்டு நீ என்ன ஸ்கூல் படிக்கிற அதே ஸ்கூல் தான் அவனும் படிக்கிறான் நீ என்ன கிளாஸ் படிக்கிற அதே கிளாஸ் தான் ஏத்து விட்டு பையனும் படிக்கிறான் அவன் மார்க் என்ன தெரியுமா எண்பது நீ வாங்கியிருக்க மார்க் என்ன தெரியுமா முப்பது ஏண்டா அதே வயசு அதே ஸ்கூலு அதே சப்ஜெக்டில் அவன் எண்பது வாங்குறான் நீ முப்பது வாங்குறியே அவன் சொன்னான் அப்பா அம்மா வெவ்வேறு எண்ணம் ஏன் எல்லாம் சரிதான் ஆனால் அப்பா அம்மா கிட்டே இருந்தானே எல்லாம் வரணும் நீங்கள் இது வந்து முட்டாள்தனமான கருத்து இல்லை ஜீன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி சயின்ஸ் திணறுது மரபு அணு அப்படிங்கிறத பற்றி திணறுது ஜெனட்டிக்ஸில் என்ன சொல்கிறான் பரம்பரையில் சில குணங்கள் பதிஞ்சிருக்கு சில இயல்பு பதிஞ்சிருக்கு அது அப்படியே பரம்பரை பரம்பரையாக வருது ஒன்றும் இல்லை பரம்பரையிலேருந்து எதுவுமே வரலன்னா குறைஞ்சபட்சம் என்னன்னா சக்கரை வியாதியாவது வருது இதை பெற்றவங்க யோசிக்கணுமா இல்லையா எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க சரியில்லை பிள்ளைங்க சரியில்லைன்னு நாம் சொன்னால் நாம் எந்த அளவுக்கு சரி இது மொதல் கேள்வி ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம பிள்ளைகள் நம்மளை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார்கள் ஒன்று ஜீனில் வர்றதுன்னு சொன்னேன் எது பரம்பரையாக ரத்தத்தில் வருது இன்னொன்று என்னன்னு கேட்டால் பழக்க வழக்கம் நம்ம வீட்டில் என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதை பார்த்து பிள்ளைங்க கற்றுக்குதா இல்லையா காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை சேக்கிழார்னு ஒரு புலவர் எழுதுறாரு அந்த சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா மணி அடித்து சிவ பூஜை பண்ணுவாங்கன்னு எழுதுறாரு சின்ன வயசுல அது எப்படி வந்தது அப்பா அம்மாவை பார்க்குறாரு சிவ பூஜை பண்ணுறது தான் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற நினப்பு வருது அப்போ ஒன்று ஜீனில் வருது பிள்ளைகளுக்கு இல்லாட்டி பழக்க வழக்கத்தில் வருது பெற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து பிள்ளைங்க பண்ணுது அப்பா சொல்றாரு பையனை பார்த்து உருப்படுற வழியை பாருன்னு இவர் உருப்பிட்டார நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்பா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க அப்போ வட்டம் வட்டமாக விட்டா பையன் மாவட்டம் மாவட்டமாக விடுவான் எட்டடி பாஞ்சா பதினாறு அடி பாயணும்னு தீரி இருக்கு அப்பா வட்ட வட்டமாக விட்டா நம்ம மாவட்டம் மாவட்டமாக விடுவோம் அப்படின்னு அப்புறம் பையனை பார்த்து நீ சிகரெட் பிடிக்கிறியான்னு கேட்க முடியுமா சரி எத்தனை குடிகார தகப்பம் பிள்ளைய கெடுத்துருக்கான் தெரியுமா எத்தனை குடிகார தகப்பம் பிள்ளைய கெடுத்துருக்கான் தெரியுமா எப்படி அவன் குடிக்கிறது அமகலம் பண்ணுறது வீட்டில் அடிக்கிறது இதெல்லாம் பையன் பார்க்குறான் ஓ நாமளும் இப்படி இருந்தால் தான் சரியாக இருக்கும் அந்த எண்ணம் வருதா இல்லையா இப்போ சில பிள்ளைகள் அதை பார்த்துட்டு நாம் இப்படி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வருது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்பா தவறு பண்ணுற போது அம்மா தவறு பண்ணுற போது அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் மட்டும் எப்படி தவறு பண்ணாமல் இருக்க முடியும் எனவே ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் வெற்றி பெற வேணும் மேலே வர வேணும் நல்லா இருக்கணும்னு சொன்னால் பெற்றவங்க தங்களை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கணும் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படணும் நான் இப்போ சொல்ல போகிற தியரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் வேறு இல்லை பொறுத்துக்கணும் என்னன்னா நம்ம ஜீன்லேருந்து தான் பிள்ளைகள் உண்டாகுதுன்னு சொன்னேன் இல்லையா மகாத்மா காந்தி கிட்டேருந்து நல்ல பிள்ளையும் பிறந்திருக்குது மோசமான பிள்ளையும் பிறந்திருக்குது ஒரு குடும்பத்தில் சில பிள்ளை ரவுடியாக வந்து பிறக்குது ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை ரொம்ப புத்தர் மாதிரியா அமைதியாக நல்லபடியாக வந்து பிறக்குது எப்படி சார் பிறக்குதுன்னா கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம ஜீனில் எப்போவுமே ஒரே கேரக்டர் டாமினேட் இல்லை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குணம் டாமினேட் பண்ணுது ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு குணம் மேலோங்கி நிற்கிது மகாத்மா காந்தியோட புள்ள குடிச்சுட்டு தெருவில் உருண்டுகிட்டு இருந்தான் அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்டான் என்னங்க இது தப்பா இருக்குது உங்க பிள்ளை எப்படி இருக்கிறாரு அப்ப காந்தி சொன்னார் நான் மிருகமா இருந்த போது பிறந்த பிள்ளை வேறு எப்படி இருக்கும்னு கேட்டார் அப்ப நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன் என் பிள்ளை அப்படி வந்து பிறந்தது இப்ப நான் ரிஃபைண்ட் ஆயிட்டேன் என்ன பண்ண முடியும் எங்கிட்ட அந்த உணர்வு மேலோங்கி இருந்த நிலை அவன் அப்படி வந்து பிறந்துட்டான் ஆதிசங்கருடைய வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிள்ளை இல்லையேன்னு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆரியாம்பாள் சிவகுருன்னு பேர் ரெண்டு பேரும் உட்காந்து பிள்ளை இல்லையேன்னு கோயிலில் போய் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் இரவு அப்படி படுத்திருக்கும் போது அவர் கனவுல கடவுள் வந்தாராம் உனக்கு எப்படிப்பட்ட புள்ள வேணும்பா ரொம்ப நாள் இருக்கிற புள்ள வேணுமா கொஞ்ச நாள் இருக்கிற புள்ள வேணுமா இவர் எதுக்குன்னு கேட்பார்ல அப்போ கடவுள் சொன்னாரா ரொம்ப நாள் இருக்கிற பிள்ளைன்னா அயோக்கியனா கொடுப்பேன் கொஞ்ச நாள் இருக்கிற பிள்ளைன்னா நல்ல பிள்ளையா கொடுப்பேன் உனக்கு என்ன வேணும் அப்படி ஒரு கனவு கண்டவர் சிவபெருமான் ஒரு பதில் சொல்லிட்டு முழிக்கிறார் பாருங்க அவர் மனைவி படுத்திருந்தா எந்திரிச்சு உட்காந்தா என்ன திடும்னு எந்திரிக்கிறே அவ கேட்டா நீங்க என்ன தூக்கத்தில் எந்திரிக்கிறீங்க கனவுல கடவுள் வந்தார் இது மாதிரி என்ன கேட்டார் அந்த அம்மா சொன்னா என்னையும் இதே கேள்வி கேட்டாரு நல்ல பிள்ளை கொஞ்ச நாள் இருக்கிறது வேணுமா கெட்ட பிள்ளை ரொம்ப நாள் இருக்கிறது வேணுமா உடனே அவங்க கணவர் கேட்டாரு நீ என்ன சொன்ன அப்படின்னு அவ சொன்னா பாருங்க ஒரு பதில் இதை நான் எப்படி முடிவு பண்ண முடியும் உங்களை கேட்டுட்டு சொல்றேன்னு எந்திரிச்சேன்னா அவர் சொன்னார் கடவுள் என்ன போது நானும் அதே தான் சொன்னேன் நான் எப்படி முடிவு பண்ண முடியும் அவளை கேட்டுட்டு சொல்றேன்னு நான் எந்திரிச்சேன்னா அவர்களுக்கு தான் ஆதி சங்கரன் பிள்ளையா வந்து பிறந்தாரு இப்ப நம்ம வீட்டில் அப்படி பறக்கலைன்னா ஏன் பறக்கலன்னு தெரியுதா கடவுளே வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டா என்ன தரமா சொல்லுவோம் இப்ப அப்பா வந்து கேட்டான்னு வச்சுங்க எப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு அப்பா ஒண்ணு அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொல்ல மாட்டேன் அவளை கேட்டாலே விளங்காது அவளுக்கு இது தெரியாம இருக்கிறதே நல்லதும் பார் எது இப்படி கனவுல கடவுள் வந்தது தெரியாம இருக்கிற நல்லது அவகிட்ட போய் கேட்டா அவன் சொல்லுவா அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு எது விளங்குச்சு இது விளங்குறதுக்கு ஏதோ சட்டங்கத்தம் போடாம உள்ள வந்துட்டா சரி மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது பல வீட்டுல மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது மனைவி அப்படின்னா கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை கிடையாது இப்ப யோசிச்சுங்க நம்பிக்கை கிடையாது மரியாதை கிடையாத தம்பதிகளுக்கு ஆதிசங்கர் வந்து பிறக்க முடியுமா ஆட்டோ சங்கர் தான் வந்து பிறக்க முடியுமே ஒழிய ஆதிசங்கர் எப்படி சார் வந்து பிறக்க முடியும் ஸோ முதல்ல நான் வற்புறுத்த விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு பெற்றோர்களிடத்தில் இருக்கிற இயல்புகள் பழக்க வழக்கங்கள் இவைதான் அந்த குடும்பத்துக்குள் ஊடுருவி வருகின்றன இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் சைக்காலஜியில் நம்ம பிள்ளைங்க பிற்காலத்தில் சந்தோஷமாகவும் நல்லாவும் வளரணும்னா புருஷன் கொண்டாட்டி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு என்னன்னா பிள்ளைங்க எதிர்த்தாப்புல சண்டை போடக்கூடாது நம்முடைய குழந்தைங்களுக்கு எதிர்த்தாப்புல நமக்கு ஆயிர கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது சில வீடுகளில் அந்த நாகரிகம் தெரியாது குழந்தைக்கு எதிர்த்தாப்புல சண்டை போட்டிருப்பாங்க சண்டை போட்டு கணவன் மனைவி சண்டை போட்டு அந்த வீட்டில் உட்காந்துருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் படிப்பில் கவனம் இருக்காது